வணக்கம் மாணவர்களே எழுத்திலக்கணம் நான்கு என்ற காணொளியினூடாக மீண்டும் உங்களுடன் இணைவதையிட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் உங்கள் அனைவரையும் சுடக தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் காணொலியானது குற்றியலுகரம் குற்றியலிகரம் முற்றியலுகரம் என்பன தொடர்பான ஒரு விபரண தொகுப்பாக அமையவிருக்கின்றது குற்றியலுகரம் என்பது குறுகிய ஓசையுடைய உகரம் அதாவது தனது இயல்பு மாத்திரை அளவினின்றும் குறைந்தொழிக்கும் உகரமாகும் குற்றியலுகரமானது பின்வருமாறு பிரித்து எழுதப்படும் குறுமை சக இயல் சக உகரம் குறுமை என்றால் குறுகிய என்பதும் இயல் என்றால் ஓசை என்பதும் பொருளாகும் ஒரு தமிழ் சொல்லில் உள்ள உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்களான கு சு டு து பு ரு என்பன சொல்லின் கடைசி எழுத்தாக வரும் பொழுது மற்றைய குரில் உயிர்மை எழுத்துக்களைப் போல் ஒரு மாத்திரை அளவில் அல்லாமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் இயல்பு கொண்டது இன்னும் தெளிவாக சொல்வதானால் உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்களான கு சு டு து பு ரு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று தனி நடிலுடன் சொல்லுக்கு இறுதியில் வரும்போதும் அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லுக்கு இறுதியில் வரும்போதும் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிப்பதையே குற்றியலுகரம் என்கின்றோம் தனி நடிலுடன் சொல்லுக்கு இறுதியில் வரும் குற்றியலுகரத்திற்கான உதாரணங்கள் பாகு சாது பேசு கோபு காடு ஏறு பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லுக்கு இறுதியில் வரும் குற்றியலுகரத்திற்கான உதாரணங்கள் கொடுக்கு மத்து பேச்சு பருப்பு வேட்டு நேற்று இந்த உகரம் ஏறிய வல்லின எழுத்துகள் சொல்லில் முதலிலும் இடையிலும் வரும் பொழுதும் தனி குரிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் பொழுதும் தனது இயல்பு மாத்திரையாகிய ஒன்றை முழுமையாக ஒலிக்கின்றன உதாரணம் குழந்தை சொல்லின் முதலில் வருதல் வகுப்பு சொல்லின் இடையில் வருதல் பசு தனி குரலை அடுத்து சொல்லின் இறுதியில் வருதல் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் உகரத்தின் முன்னுள்ள எழுத்தை பொறுத்து குற்றியலுகரமானது ஆறு வகைப்படும் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் என்பனவே என்பனவே அவையாகும் அந்த வகையில் முதலாவதாக நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது தனி நெடிலை தொடர்ந்து வரும் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் உதாரணம் பாகு வீசு காடு காது கோபு நூறு இந்த இரண்டெழுத்து சொற்களில் நெட்டலத்தை தொடர்ந்து வந்த வல்லின மெய்யின் மீது ஏறி நிற்கும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கின்றது இரண்டாவதாக ஆயுத தொடர் குற்றியல் உகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும் உதாரணம் எக்கு கக்சு அக்து இந்த சொற்களில் வல்லின மெய்களை ஊர்ந்து வந்த உகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஈற்றில் குறைந்து ஒலிப்பதால் குற்றியல் உகரம் ஆயிற்று மூன்றாவதாக உயிர் தொடர் குற்றியலுகரம் தனி நடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் உயிர் தொடர் உகரம் எனப்படும் அதாவது வல்லின மெய்களில் ஏறி வந்த உகரங்களான கு சு டு து பு ரு என்பன உயிர் எழுத்தை தொடர்ந்து ஈற்றில் வருவதால் தனது இயல்பு மாத்திரை அளவினின்று குறைந்து ஒலித்து குற்றியலுகரமாயிற்று இவ்வாறு உயிர் எழுத்தை தொடர்ந்து வருவது உயிர் தொடர் ஆகும் உயிர் தொடர் குற்றியலுகரத்திற்கான உதாரணங்கள் அரசு ஒன்பது கயிறு பாலாறு சொல்லுருபு என்பனவாகும் அவ்வாறே விறகு அரிது களிறு மிளகு அவிசு செங்கோடு கோழிக்கூடு என்பனவும் உயிர் தொடர் குற்றியலுகரத்திற்கான உதாரணங்களாக கொள்ளப்படும் அடுத்து வன்தொடர் குற்றியல் உகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் வன்றொடர் குற்றியல் உகரம் எனப்படும் உதாரணம் நாக்கு பத்து கச்சு உப்பு பாட்டு பற்று ஐந்தாவதாக மென் தொடர் குற்றியல் உகரம் மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் மென் மென்றொடர் குற்றியலுகரம் எனப்படும் உதாரணம் தெங்கு பந்து மஞ்சு கம்பு வண்டு கன்று இறுதியாக இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் உதாரணம் செய்து சார்பு சால்பு மூழ்கு இவ் எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் எதுவுமே இல்லை அடுத்து நாங்கள் குத்திய லிகரம் தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் உகரமானது சில இடங்களில் குறுகி ஒலித்து அதாவது தனது இயல்பு மாத்திரை அளவினின்றும் குறைந்து லுகரம் ஆவது போலவே இகரமும் சில இடங்களில் தனது இயல்பு மாத்திரை அளவினின்றும் குறைந்து ஒலிக்கும் இவ்வாறு இகரம் குறுகி ஒலிப்பதையே குற்றியலிகரம் என்று கூறுவர் இந்த குச்சியில் நிகரமானது இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் குச்சியில் நிகரமானது பின்வருமாறு பிரித்து எழுதப்படும் குறுமை சக இயல் சக இகரம் இங்கு குறுமை என்றால் குறுகிய என்றும் இயல் என்றால் ஓசை என்றும் பொருள் கொள்ளப்படும் குற்றிய நுகரத்தின் உகரம் தன் ஒரு மாத்திரை நின்று குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிப்பது போலவே குட்டிய லிகரத்தில் வரும் இகரமும் தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும் குற்றியலிகரம் இரு வகைப்படும் தனிமொழி குற்றியலிகரம் புனர்மொழி குற்றியலிகரம் முதலாவதாக தனிமொழி குற்றியலிகரம் மியா என்பது ஓசை நயத்திற்காக வருகின்ற ஒரு அசைச்சொல் ஆகும் இந்த அசைச்சொல்லில் வருகின்ற மீ இல் உள்ள இகரம் சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவினின்று குறைந்து ஒலிக்கும் இதுவே தனிமொழி குற்றியல் இகரம் ஆகும் தனிமொழி குற்றியல் இகரத்திற்கான உதாரணங்கள் கேள் சகமியா மியா செல் சகமியா சென்மியா வால் சகமியா வான்மியா இந்த சொற்களில் உள்ள மீ என்ற எழுத்தில் உள்ள இகரம் தனக்கு இயல்பான ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் அவ்வாறே கண்டேன் சகையான் கண்டேனியான் என்பதும் வெற்றியில் இகரத்திற்கான ஒரு உதாரணமாக கொள்ளப்படும் அடுத்து புனர்மொழி குற்றியல் இகரம் புனர்மொழி என்பது இரண்டு சொற்கள் சேர்ந்து வருவதாகும் புனர்மொழி குற்றியலிகரம் என்பது இரண்டு சொற்கள் சேரும் போது உருவாகும் குற்றியலிகரம் ஆகும் நிலைமொழியின் ஈற்றெழுத்து குற்றியலுகரமாகவும் வரும் மொழியின் முதல் எழுத்து யகரமாகவும் இருந்தால் அவை இரண்டும் புணரும் போது நிலைமொழி ஈற்றிலுள்ள குற்றியலுகரம் இகரமாக தெரிவடையும் அவ்வாறு திரிந்த இகரம் அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இவ்வாறு குறைந்தொழிக்கும் இகரம் புனர்மொழி குற்றியல் ஆகும் புனர்மொழி குத்திய லிகரத்திற்கான உதாரணங்கள் கொக்கு சகையாது கொக்கியாது வண்டு சகையாது வண்டியாது வரகு சகையாது வரகியாது என்பது சகையாது என்பதியாது அவ்வாறே நாகு சகையாது நாகியாது வீடு சகையாது ವೀಡು தோப்பு ತೋಪು ಸಹ யாது ತೋಪು சகையானை ಕಳಿಟು ಸಹ ಯಾನೆ ಯಾನೆ குரங்கு சகையாது குரங்கியாது போன்றனவும் மொழி குற்றியலிகரத்திற்கான உதாரணங்களாக காணப்படும் குற்றியலிகரமானது தற்போது உரை நடை வழக்கில் பொதுவாக பாவிக்கப்படுவதில்லை இலக்கியங்களில் மட்டுமே பாவனையில் உள்ளது இன்றையாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் முற்றியலுகரம் என்பதாகும் முற்றியலுகரம் என்பது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவினின்றும் குறையாது இயல்பாகவே ஒலிக்கும் உகரமாகும் முற்றியலுகரமானது இரண்டு சந்தர்ப்பங்களில் இடம்பெறலாம் ஒன்று தனிக்குரிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின மெய்யெழுத்தின் மேல் உகரம் ஊர்ந்து வரும் போது உதாரணம் பகு பசு படு அது தபு பெரு இரண்டாவது பொதுவாக சொற்களின் இறுதியில் மெல்லின மெய்யின் மேலும் இடையின மெய்யின் மேலும் உகரம் ஊர்ந்து வரும் போது உதாரணம் தும்மு கொள்ளு கொம்பு உருமு கணு எண்ணு தரு வேலு உளு வாயு ஓய்வு நிகழ்வு துள்ளு நிறைவு உறவு விரிவு இத்துடன் இந்த காணொலி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைந்து தமிழர்ந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள் குட்டியலுகரம் குட்டியலிகரம் முட்டியலுகரம் என்ற இந்த காணொளியும் ஏனைய எமது காணொளிகளைப் போலவே உங்களுக்கு பயன் மிக்கதாக அமையும் என்று நம்புகின்றோம் காணொளியை பார்த்த பின் லைக் ஷேர் செய்வதற்கும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதற்கும் மறவாதீர்கள் எமது சுடுக தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்கள் ஆதரவினை எங்களுக்கு வழங்குங்கள் அடுத்து ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி படை